வணக்கங்க நான் டாக்டர் விஜயபாஸ்கர் பேசுகிறேன் இந்த நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு இருக்கக்கூடிய இந்த தடை நேரத்தில் ஒரு சின்ன அப்டேட்டை நான் உங்களோட பதிவு செய்ய கடமைப்பட்டுக்கிறேங்க உலகளவில் இந்த நோய் தொற்றினுடைய வீரியம் உலகளவில் இந்த நோய் தொற்று கோவிட் நைன்டீன் ஏற்படுத்திய பாதிப்பு பாதிப்படைந்த மக்கள் அந்த மக்களுடைய நிலை அங்கே இருக்கக்கூடிய வந்து நம்ம வந்து ஒரு அரசுக்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு நெருக்கடி இதையெல்லாம் நம்ம அலசி பார்க்குறப்ப அந்த நோயின் பரவலுடைய வேகம் என்பது மிக மிக அதிகங்க அதாவது ஒருத்தருக்கு இருந்தது ஒம்பது பேருக்காகி ஒம்பது வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பதாகி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது வந்து ஒம்பது லட்சமாகி ஒம்பது லட்சம் ஒம்பது கோடியாக கூடிய நிலையில் பரவக்கூடிய நோயாக இந்த நோய் இருக்கிறது ஒன்று நீங்கள் உலக அளவில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சைனாவில் இல்லை சவுத் கொரியாவில் அப்புறம் வந்து இட்டாலியில் ஈரானில் ஏன் அமெரிக்காவில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த முதல் பதினைந்து இரண்டாவது பதினைந்து மூன்றாவது பதினைந்து நாலாவது பதினைந்து நாள்லாம் சைபர் ஒன்று ரெண்டு நாலு அப்படி இருந்த எண்ணிக்கை ஐந்தாவது பதினைந்து நாளில் ஆயிரம் ஆகி ஆறாவது பதினைந்து நாளில் பத்தாயிரம் ஆகி அதுக்கப்புறம் அடுத்த பதினைந்து ஒரே நேரத்தில் ஒரு லட்சம் என்ற அளவுக்கு பாதிக்கக்கூடிய ஒரு ஒரு ஒரு பீக்கான ஒரு ஒரு ஒரு பீக் சுச்சுவேஷனுக்கு போயிடுச்சுங்க அதனால தான் இந்த அந்த போன்ற ஒரு காலகட்டம் நம்முடைய இந்தியாவுக்கோ அல்லது தமிழ்நாட்டுக்கோ வந்துடக்கூடாதுக்காக தான் உடனே நம்முடைய மாண்புக்கு முதலமைச்சர் நம்ம வந்து international airport domestic airport railway station bus stand inter state inter district டக்குன்னு கடைசியாக ஒட்டுமொத்த லாக்டவுன் ஒட்டுமொத்தமாக ஒரு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் அப்படின்ற நிலையை நம்ம உடனே எடுத்துட்டோம் உடனே மாண்புமிகு பாரத பிரதமர் வந்து ஒன் ஃபார்ட்டி ஃபோர் வந்து இருபத்தி ஒரு நாள் சொல்லிட்டாங்க இந்த இருபத்தி ஒரு நாள் ஏன் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த டுவெண்ட்டி ஒன் டேஸ் என்பது எக்ஸ்பர்ட்டு உலக சுகாதார நிறுவனம் சொல்கிறது வைரலோட இன்குபேஷன் பீரியட் வந்து ஃபோர்டீன் டேஸ் ஒருவேளை இடையில் வந்து ஒருத்தருக்கு ஒரு கான்டாக்ட் ஒரு நோய் தொற்று ஏற்பட்டால் ஒரு கூடுதலாக ஒரு ஏழு நாள் அப்போ இருபத்தி ஒரு நாள் வந்து நம்ம முழுமையாக நம்ம தனிமையில் இருந்து நம்ம கான்டாக்ட் சமூகத்தோடு நம்ம நெருக்கமாக இல்லாமல் இருந்து நம்ம தனிமைப்படுத்தி கொண்டோம்னா நிச்சயமாக அந்த நோய் தொற்றை தவிர்த்த முடியும் இப்போ நீங்கள் வந்துட்டு இருக்க நீங்கள் கேஸெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா ட்ராவல் ஹிஸ்ட்ரி அந்த ட்ராவல் பண்ணவர் ட்ராவல் பண்ணவரோடு தொடர்புடையவர் இப்போ டூரிஸ்ட்டாக வந்தவர் டூரிஸ்ட்டோட கைடு அப்பாவுக்கு வந்துச்சுன்னா அடுத்த அம்மாவுக்கு மகனுக்கு ஸோ தயவு செய்து இதை தான் நம்ம தொடர்ந்து சொல்கிறோம் ஸோ இந்த அனலைஸ் எல்லாம் நம்ம பார்த்து தான் நீங்கள் தயவு செய்து இந்த நேரத்தில் வந்து நீங்கள் வீட்டில் இருக்கணும் தனியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ டபுள் டபிள்யூஹெச்ஓ அழகாக சொல்கிறாங்க இப்போ வீட்டில் இருக்கிறது ஒரு கஷ்டமான விஷயந்தான் இருபத்தி ஒரு நாள் வந்து நம்ம பரபரப்பர சுறுசுறு சுறுசுறுன்னு இருந்துட்டு நம்ம முழுக்க பணியாட்டிட்டு ஒரு இருபத்தி நாள் பணம் வீட்டில் இருக்கிறது ஒரு கஷ்டமான விஷயம் தான் ஆனால் அந்த கஷ்டம் யாருக்காக மக்களுக்காக தானே அரசாங்கம் யாருக்காக சொல்கிறாங்க நீங்கள் ஒரு ஒரு புறம் யோசிங்க உங்களுக்காக முகக்கவசத்தோடு பாதுகாப்பு கவசத்தோடு துக்கம் மறந்து தூக்கம் மறந்து குடும்பம் மறந்து குழந்தைகள் மறந்து மருத்துவர்கள் செவிலியர்கள் தூய்மை பணியாளர்கள் எல்லா ஒரு அச்சம் பரவக்கூடிய அச்சம் இருந்தாலும் கூட அதையும் எதிர்கொண்டு ஃபயர் சர்வீஸ் வண்டினு வச்சு ஒரே கிருமி நாசினி தெளிக்கக்கூடிய தூய்மை காவலர்கள் செக் போஸ்ட்டில் போராடக்கூடிய வருவாய் துறை அதிகாரிகள் களத்தில் நிற்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் மருத்துவமனைக்கு வரக்கூடிய முதலமைச்சர் இப்படி எல்லாரும் உங்களுக்காக போராடுறாங்க உங்களுக்காக எல்லாரும் பணியாற்றுறாங்க எல்லாரும் உங்களுக்காக இந்த அரசே பணியாற்றி கொண்டிருக்கின்ற பொழுது நம்ம என்ன செய்யணும் நம்ம யாருக்காக செய்கிறோம் உங்களுக்காக நமக்காக நம்ம குடும்பத்துக்காக நீங்கள் தயவு செய்து உங்களை வீட்டில் நீங்கள் இருத்தி கொள்ள வேண்டும் என்பதை மட்டும் மீண்டும் மீண்டும் மீண்டும் மீண்டும் நான் வலியுறுத்தி இது அரசாங்கத்துடைய உத்தரவு அதிகாரபாரமான உத்தி இதை மீறுபவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்றெல்லாம் நாங்கள் அதிகாரத்தோடு சொன்னாலும் கூட உங்களை அன்போடு வேண்டிக் கொண்டு இது நமக்காக தானே செய்கிறோம் நமக்காக செய்கிறோம் நாட்டுக்காக செய்கிறோம் நீங்கள் இந்த நேரத்தில் இந்த இருபத்தி ஒரு நாட்கள் ஒரு வேள்வியாக இருந்து நீங்கள் தனிமைப்படுத்தி கொண்டால் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய பேராபத்திலிருந்து நம்மை காத்து கொள்ள முடியும் நம்ம குடும்பத்தை காத்து கொள்ள முடியும் இந்த சமூகத்தை காத்து கொள்ள முடியும் அதன் மூலம் ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே இந்த நோய் பரவலை நாம் கட்டுப்படுத்த முடியும் டபிள்யூஹெச்ஓ சொல்கிறாங்க இந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்யணும் ஆரோக்கியமான உணவை சாப்பிடுங்க சத்தான உணவை சாப்பிடுங்க நல்ல தூக்கம் வேணும் நல்ல ஓய்விடுங்க புஸ்தகம் படிங்க மியூசிக் கேளுங்க பெரியவர்களை அரை மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் வீட்டுக்குள்ளே பண்ணுங்கள் சின்னவங்களாக ஒரு மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் யோகா பண்ணுங்கள் அப்படின்னு உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள் குடும்பத்தோடு சந்தோஷமாக பேசி சிரித்து இருங்கன்னு சொல்கிறாங்க ஆக தயவு செய்து இதை வந்து அரசாங்கத்துடைய உத்தரவு ஒருபுறம் இருந்தாலும் இதை நீங்கள் உங்கள் உணர்வு ரீதியாக நீங்கள் வெளிக்காட்ட வேண்டும் என்பதை மட்டும் நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேங்க மீண்டும் நான் உங்களை தொடர்பு கொள்கிறேன் நன்றி வணக்கம்